செம்மையாக பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு தேவதானப்பட்டி போயிட்டுருக்கோம் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பிறந்தநாள் அதை என்ஜாய் பண்ண தான் போகிறோம் கோயிலில் போய் ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்து வந்து டேமுக்கு போகலான ஐடியா இப்போ நாங்கள் தேர்ட்டி கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு திண்டுக்கல்ல இருந்து இன்னும் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் இருக்குது போகிறப்ப டீ கடையை பார்த்தோம் டீ சாப்பிட்லான்னு வந்து உட்காந்தாச்சு டீ சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது கோயில் நேம் நான் சொல்லாமட்டிருப்பேன் கோயில் நேம் பார்த்தீங்கன்னா மூங்கிலண்ணை அன்னை கோயில் இது வந்து ஃபேமஸான கோயில் சென்றாதிரி அன்னைக்கெலாம் ஒரு செவன் டேஸ் திருவிழான்றது நடக்கும் அது வந்து ஏழு நாளில் வந்து இப்போ தான் சென்றாத்தின்றது நடந்துருக்கும் நான் அதில் வந்து கலந்துக்கல அந்த திருவிழாவில் அதனால் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுருப்பேன் அடுத்த வருஷம் கன்ஃபார்மாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இன்னும் ஒரு ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் அதை தாண்டிட்டோம்னா நம்ம கோயிலை பார்த்துடலாம் முடிஞ்சால் நான் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வீடியோ அளவுடு இருக்கான்னு தெரியல நான் உங்களுக்காண்டி முயற்சி செஞ்சு பார்க்குறேன் ஓகேங்களா இதாங்க நம்ம கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே வந்தாச்சு அர்ச்சனை எல்லாமே வாங்கிட்டோம் சாமிக்கு வேண்டியதெல்லாம் இப்போ அர்ச்சனை முடிச்சுட்டு வந்தாச்சு உள்ளே வந்து வீடியோ எடுக்க வந்து அலௌடு இல்லை போல் இருக்குது ஆனால் சாமியை நல்லா கும்பிட்டாச்சு அர்ச்சனையும் பண்ணாச்சு ஃப்ரெண்டோட சேர்ந்து பர்த்டே வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நம்மளோட கோயில் பிளான் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து இந்த காமச்சம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மஞ்சளார் டேமுக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கோம் நம்ம போகிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மலை சைடு தான் வேற லெவலில் இருக்குங்க அந்த மலையை பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் போகிற சைடு பூரா தென்னை மரம் இந்த மரங்கள் தான் இருக்குது அதுவும் பச்சை பசேர்ந்து இருக்குது மழை எதுவுமே இப்போ வர்றதில்லை அதுவும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கனாலே அவ்வளோ இது பச்சை பசேர்ந்து உங்களுக்கே இந்த வீடியோ பார்த்தாலே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம் பசங்களோட வந்திருந்தா இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்போம் ஓகே வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியுது எவ்வளோ செடி ஆ இந்த ஆலமரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு நம்ம ஊர் சைடில் ஆலமரத்தையும் பார்க்க முடியாது இங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் தான் இருக்குங்க நீங்களே பாருங்க வீடியோவை இப்போ நம்ம டேமுக்கு வந்தாச்சு அந்த வியூ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க என்ட்ரன்ஸ் தான் பார்த்துக்குங்க நம்ம உள்ளே போயிட்டு டேம் வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன் இது வழியா இது வழியா போடா உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க யார் போனா இப்போ ஒருத்தவங்க போனாங்கடா பைக்கில் டேம் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பிளான் வந்து கும்பகரை ஃபால்ஸுங்க எங்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய்ன்றது இருக்க போகுது ஏன்னா ஃபால்ஸு அங்கெல்லாம் குளிக்க போகிறோம் நம்ம ஏன்னா அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்டுன்றது செம்மையாக பண்ண போகிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க எந்த வீடியோ இருந்தாலும் வேறு லெவலாக தான் இருக்கும் மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் லெட்ஸ் வீடியோ ஃபால்ஸுக்கு தான் நம்ம இருக்கோம் அப்போ ஒரு ஐநூறு மீட்டர் தாண்டி வந்திருப்பாங்க காலில் வலிக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி வேறு வண்டியா சுற்றி ட்ரெஸ் வேறு கொண்டு வந்தோமா கன்ஃபார்ம் குளிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு அதனால் ஒரு குளியலை போட்டு அவ்வளோதான் இதோட பிளான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஃபால்ஸோட இதுதான் கடைசி பிளான் அவ்வளோதான் நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வந்தாச்சு அங்கே போயிட்டு இந்த வீழ்ச்சி வந்து காமிக்கிறேன் நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் நம்ம நீர்வீழ்ச்சி வந்து அந்த பாருங்கள் குளிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் என்ஜாய் பண்ணுங்கள் அடிக்கிறான் ப்ளீஸ் வந்தாச்சு பிறநாள் பர்த்டே பாய் தான் பார்த்துக்கிங்க அடியே எடுக்கணுமா ஏமா ஸ்டேபிள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட வீடியோ வந்து முடிய போகுது நம்மளோட பிளான் எல்லாமே முடிஞ்சிருச்சு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்